பாரு ஷார்ப்பா ஒருத்தனை இறக்கி இருக்கிறோம் Отдать пацанам, посчитать потери Суммы нули, погибать на сцене Снова один, прогуляюсь без тени Заливай лик, поцелуй на шее Эй, эй, капитан Блад Правда назад, черный каскад Вижу твой взгляд, стерло горят ஹலோ சோல்ஜர்ஸ் இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது எதுன்னா தைவான் சர்வர் தாய்வான் சார்வர் அது ஒன்றும் இல்லை டபிள்யூ டபிள்யூவில் e கத்துற மாதிரி கத்தி பார்த்தேன் வெளியே இருக்கிற வாய்ஸ் தப்பித்தேன் இல்லைனா எது எது பறந்துருக்குமோ எங்கள் வீட்டில் ஓகே இப்போ நம்ம பார்க்க போகிறது லக்கி ராயல் எடுத்தது இதையே கொடுத்துட்றானுங்க எது நல்லா இருக்கோ அதே ஆரம்பத்தில் இருந்து கொடுங்கடா என்னடா இது நீர் நான் சொல்கிறேன் ஷேடோ டவுன்ஸ் அதாவது இந்த குரலி வித்தை காட்டுறவங்க எப்படி சொல்கிறது இந்த ஜீபு மெஜிஷியன் மெஜிஷியன் ம் கண்டுபிடிச்சிட்டனே இல்லை கவுபாய் கேளா தொப்பி பார்த்தா எல்லாத்துலேருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் காப்பி அடிச்சிட்றோம் இது பாரு இப்போ தான் யூரோப்பில் இதை பார்த்தேன் அதுக்குள்ளே தைவானில் விட்டான் இது நான் பறவை முனியம்மாவா டேய் இது இல்லை ஏன்னா வெப்பன் ராயில் கோல்டு ராயில் இல்லை இது ஃபேடட் வீல் அதுவும் இல்லை அது பேர் என்ன மிஸ்ட்ரி ஷாப்பா எலட் ஷாப்பா அதில் வந்தது தானே இது கண்டுபிடிச்சிட்னே இது இது டேய் இது யூரோப் சர்வரில் இப்போ தானடா பார்த்தேன் கோல்டு ராயில் விட்டு இருந்தேன் இது எத்தனை வந்து இங்கே விட்டுட்டுக்கிறேன் இது நான் பரவாயில்லையே நல்லா இருக்குது என்ன இடுப்புக்கு மேலேயும் ஒன்றுங்காலும் இடுப்புக்கு கீழே நல்லா இருக்குது இது போட்டணும் போனால் நல்லா இருக்காது இது போட்டணும் போகலாம் ஓரளவுக்கு ஏதாவது எல்லோ பண்டலோட சேர்த்து ஆனால் ஷூ வந்து கொஞ்சம் மட்டமான குவாலிட்டி தான் அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அடுத்து பவுன்சர் ப்ரைஸ் ஏனால் எல்லாமே டவுன்லோட் பண்ணாத மாதிரியே இருக்குது இது பூச்சி காட்டு பூச்சி ஆ ம் இது அவெஞ்சர்ஸ்லேருந்து சொட்டானா டிசிலேருந்து மார்வல்லேருந்து சொட்டானா டிசிலேருந்து சொட்டானா தெரியலையே கரீனா எனக்கு தெரிஞ்சு இது டிசின்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா மார்வலில் நான் பார்க்காததுன்னு எதுவும் இல்லை டிசியில் அப்படி இல்லை நிறைய இருக்குது எங்கே இருந்து ஆட்டையை போட்டால் கரீனா பதில் சொல்லிடப்போ இதோட ஃபீ இதோட ஃபீமேல் வெர்ஷன் தான் இது கண்டுபிடிச்சிட்டனே இது வந்து என்ன படம் அது மொட்டை நடிச்ச படம் ராக்கு ஆமாம் ராக் தான் அவர் பேர் டபிள்யூ டபிள்யூ சாம்பியன் ஒரு காலத்தில் அவர் fan Jumanji Jumanji Jumanji Jumanji கண்டுபிடிச்சிட்டனே இது அது ஜுமாஞ்சியோட ஃபீமேல் வெர்ஷன் தான் இது இது எங்கே இந்த ஆட்டையை போட்டு இருக்கீங்க ஆண்ட் மேன் மாதிரி தெரியுது ஓரளவுக்கு பார்த்தா தலைமுடியெல்லாம் எங்கேயோ பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் கேப்டன் அமெரிக்கா ஆனால் இது என்னன்னு தெரியலையே எங்கே இருந்த ஆட்டையை போட்டிருக்கான்னு உங்களுக்கு எதனா தெரிஞ்சால் க கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க எனக்கு வந்து இது சரியாக ஞாபகம் இல்லை அடுத்ததாக ரேம்பேஜ் பண்டல்கள் வாடகைக்கு விடப்படும் ரேம்பேஜ் பண்டல் பத்தொம்போது டைமண்டு யூரோப் சார் வரும் பத்தொம்போது டைமண்ட் அஞ்சு எதையா ஏய் எனக்கு கண்ணுக்கு எதனா தெரியலையா இல்லை உங்களுக்கு எதனா தெரியலையா மக்களே ஏன்னா அஞ்சு ஸ்பின்னுக்கு எழுபத்தொம்போது டைமண்டா கொஞ்சம் கம்மி தான் இருந்தாலும் சுற்றுறது கம்மி போல் ஏன்னா அதுக்கு ஒரு ஸ்பின்னு ஒம்பது டைமண்டில் வச்சுக்கணும் நீ ஒம்பது பத்தம் இருபது நாற்பது அப்படி பார்த்தா கூட நூறு என்ன பித்தலாட்டமாக இருக்குது தெரியாது ஏதோ ஒன்று நமக்கு எதுக்கு ஒரு ஓம்பு ஆ இது பரவாயில்ல இது வந்து நமக்கு வந்து எங்கே கொடுத்தாங்க அப்படின்னா டபுள் பேரலுக்கு வந்து ஒரு புது ஸ்கின் கொடுத்தாங்க அதில் இருந்தது இது வந்து பவர் ஆஃப் பஞ்ச் நீ என்ன கருமாந்திரமோ ஏதோ ஒன்று இது எலைட் பாஸ் தான் ஆமாம் எலைட் பாஸ்ன்னு நினைக்கிறேன் ஆனால் அதில் பன்னி இருக்குது கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் ஃப்ரீயாக கொடுத்துருந்தான் அடுத்து இது இது அதோடய ஃபீமேல் வெர்ஷன் அப்படின்ற மாதிரி இருக்குது பன்னியோட ஃபீமேல் வெர்ஷன் தான் இது ஆனால் ரெண்டு பேரும் மேலும் போட்டுக்கலாம் ஃபீமேலும் போட்டுருக்கலாம் ஹைட் ஹெல்மெட் தான் ரெண்டுமே பரவாயில்ல என்னடா இது தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் இறுதியில் தர்மமே வெல்லும் கலர் கலராக எரியுதே கலர்மயமான எதிர்காலம் நல்லா இருக்கே ஆரஞ்ச் என்னடா இது நடுவில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வருது ஆரஞ்சு டார்க் பிங்க் ரெட் மூணு கலர் வர மாதிரி இருக்குது ஆமாம் பரவாயில்ல ஃப்ரீயாக கொடுத்துருந்தா எடுத்துருக்கலாம் லாகின் ரிவார்டாக கொடுத்துருந்தா இன்னும் பெஸ்ட் ஆனால் அது வந்து எங்கேருந்து சுட்டுருக்காங்கன்னா எலைட் பாஸ்டில் இருந்தால் ஏன்னா இது வந்து கார்ட்ஸ் கார்ட்ஸ்லேருந்து மெயினாக சொல்லணும்னா கார்ட்ஸ்லேருந்து எடுத்துருந்த அந்த எலைட் பாஸில் வந்து பார்த்திங்கன்னா கிங் குயின் அந்த மாதிரி இருக்கிறதுல வந்து சுற்றி சுற்றி வரும் நீங்கள் எலைட் பாஸ் போட்டு பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கும் ஏன்னா நான் எடுத்ததால் சொல்கிறேன் அதில் வந்து மேல் பண்டலில் இருக்கும் ஃபீமேல் பண்டலில் இருக்கும் அதே மாதிரி தான் ஆனால் ஸ்கேட் போர்டு எப்படி இருக்கும்னு சரியாக ஞாபகம் இல்லை ஏன்னா இதிலே சுற்றி கார்ட்ஸ் தான் வருது அதில் தான் ஆட்டை போட்டுக்கிறோம் அதுவும் மட்டும் இல்லாமல் மேலும் ஏதேனும் சிறப்பு செய்கைகள் இருக்கலாம் யாருக்கு தெரியும் அடுத்து இது பார்த்திங்கன்னா ஐ சாண்டா கிளாஸ் ஐஸ் பொம்மைகள் பரவாயில்ல அப்புறம் பன்னி அம்ஃபி பாட்டி ட்ராகன் ஏகே ஃபயர் எம்டன் ஃபேமஸு இது எடு ஃப்ரீயாக விட்டதுன்னு நினைக்கிறேன் நம்ம சர்வரில் நான் எடுக்கவே இல்லை அது வரைக்கும் தெரியும் ஃப்ரீயாக விட்டதுன்னு தான் அடுத்து என்ன பேண்ட் இது என்னடா எல்லாமே மெயிலுக்கு ஃபீமேலுக்கு ஒரே மாதிரி இருக்குது மெயில் போடலாம் ம் ஆனால் இது வந்து ஹைட் வெஸ்ட் ஹைடரா டேய் இது நம்ம சர்வரில் இந்த ஃபயர் ட்ராகன் ஒரு எலைட் பாஸ் அதில் ஃப்ரீயாக கொடுத்ததுன்னு நினைக்கிறேன் என்கிட்ட இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எதனா தெரிஞ்ச க கமெண்ட்டில் சொல்லுங்கள் எதில் விட்டாங்கன்னு கரெக்டாக சொ எனக்கு சரியாக தெரியாது அதனால் கரெக்டாக நீங்கள் சொல்லிவிடுங்க என்னடா இதே மண்டே காணும் கிஃப்ட் ஷாப் வச்சுட்டு வைக்கிறீங்க எடுத்து ஓ நீங்கள் தான் அந்த கொள்ளக்கார கும்பலா எதிர்காலம் இது காயிலாங்கடை ஓகே அடுத்து இதுக்கு வந்தால் ஒரு பியூர் ஸ்டோன் அதாவது அதில் வந்து பின் அதாவது பின்னு மாதிரி கொடுத்ததுனால அது வந்து பின்னு இது வந்து ஸ்டோன் மாதிரி இருக்கும் அதால் ஸ்டோன் இல்லைறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோனுக்கு வந்து ரெண்டு ஓச்சரு ரெண்டு ஸ்டோனுக்கு ஒரு பெட் ஃபுட்டு இது மூணு பெட் ஃபுட்டு அடுத்து மூணு ஸ்டோனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எவ எவல்யூஷன் ஸ்டோனு நாலு ஸ்டோனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேண்டா கபோர்டு மூன் அப்படின்ற ஷூ பாண்டா ஷூ அடுத்ததாக அஞ்சுக்கு தான் உங்களுக்கு வந்து அஞ்சு ஸ்டோன் கொடுத்துருந்தால்தான் தங்களுக்கு இது கிடைக்கும் என்பது போல் ஆகிவிட்டது பரவாயில்ல நல்லா தான் இருக்குது அஞ்சு ஸ்டோன் தான் கம்மி தான் எடுத்துருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் எடுக்கிறதெல்லாம் இல்லை எவல்யூஷன் பண்ணுறதுனாலே குறைஞ்சபட்சம் உங்களுக்கு பத்தாயிரம் டை டைமண்ட் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அடுத்து இது வந்து bundle padded wheel bundle so என்னடா இது ஒரு கை பார்த்தா அந்த ராக் அண்ணாத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கையில் ராக்கா ராமன் ராமன் ரெயின்ஸ்னு நினைக்கிறேன் ஒரு கையில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சுற்றி டேட்டு போட்டுன்னு இருப்பார் செஸ்ட்டிலேருந்து அப்படியே தனியாக கவர் ஆகிற மாதிரி அதே மாதிரி இவனும் போட்டுனுக்கிறான் அடுத்து இது என்ன லூட் பாக்ஸ் மூணா மூணாயிரம் காயின் ஏகே அடுத்து ஏழு நாளைக்கு டபுள் கோல்டு கார்டு நண்டு இது அந்த சர்வரில் எனக்கு பர்மனெண்ட்டே கிடச்சிருச்சு அடுத்து இதாகட்டும் ஆமாம் இதே தான் பரவாயில்ல என்னடா அமௌண்ட் இது ஏழ்ரை ஏதோ ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் விட்டது இருப்பாங்க போல் ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுன்னு கொட்டை எழுத்தில் எழுதி வச்சுட்டுக்கிறோம் மூணாயிரம் காயின் எம் ஃபோர் எவன் அடுத்து என்னடா எல்லா ஷூவு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்றாங்க அப்படின்ட்டு இப்போது பெட்டில் ஆரம்பிச்சுட்டுக்கிறோம் பாண்டா அப்புறம் அது ஏதோ ஒன்று அப்புறம் மோச பண்டில் மாடு அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா எலி எலி புலின்னு ஒன்றுத்து விட்டு வைக்கல எல்லாத்தையும் ஆட்டையை போட்டுட்டு இருக்கோம் பர்மனண்ட் ஸ்ட்ரைக் ஸ்ட்ரைக்லர் weapon single damage minus reload double magazine அடுத்ததாக ரூம் கார்டு ஒரே மேட்ச் அடுத்து மோசோ பண்டில் தோ அதில் மாடு இதில் இது குதிரை யானை பன்னி இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்கும் போல் உனக்கு என்னம்மா நீ உருட்டுமா உன் இஷ்டம் வாய் உருட்டுனது உருட்டுன வாக்கலையே இருக்கலாம் ஏழவு கருமா முடித்தவன் லோட்டஸ் பிளேட் மாடல் ஏய் இது இன்னும் மாடல் வச்சுன்னு இருக்கீங்க எங்கள் சர்வரடா தூக்கிட்டீங்க டேய் என்னடா பைக் ஸ்கின்னு அடாடாடாடாடாடாடா கொடுத்து வச்சுங்கய்யா பரா நமக்கு கூட இதெல்லாம் இருக்கு எப்போ கிடச்சிது வீடியோ பார்த்தா தெரிஞ்சிடும் இது என்னது ஏய் வாபடி pirate of the Caribbean captain Jack Sparrow ஆட்டியா போட்டுட்டு இருக்கோம் என்னடா இது பொண்ணு கவர்டு ஏசிஇ ஃபாலோ மீ ஐசா ஓ மை காடு ஏய் இப்போ தான்டா அதில் விட்டுருந்தீங்க அதுக்குள்ளோட சுட்டு இதில் விட்டுட்டுக்கிறீங்க சுட சுட சுட்டுட்டு இருக்காங்க இதிலேருந்து என்ன தெரியுது சுட சுட சுட்டதோடு சரி நல்லா தான் இருக்குது ஆறு மூணு பரவாயில்லையே இது மோட்டார் பைக் ஸ்கேன் இது ஃப்ரீயாக விட்டது தானே இதில் விட்டுருக்கோம் இது bag level one level two level three ஆனவனா இது வேறு கை வச்சுன்னு மேலே போயிட்டு ஓகே முடிஞ்சிருச்சா அதோட ஃபீமேல் வருஷன் இது ஏய் அப்புறம் ஏன் அவ்வளோ துணி இருந்தால் நம்ம பாட்டு மாதிரி வெளியே நிற்கிற மாதிரி காட்டுறது ஏய் இதெல்லாம் என்னமா இருக்குது ஓ ஐஸ் பாம் தானே இது ஆமாம் வாவ் ஓ அட இத்தனையும் இதுலேயும் எத்தாவது சேர்த்துட்டு சேர்த்துட்டுக்கிறீங்க என்னடா புறாலாம் பறக்குது ஓ புறா பறக்குது எலவு இவனுங்கெல்லாம் இந்த மாதிரி அனிமினேஷன் எங்கே தான் ஆட்டையை கூட தெரியல அடுத்து okay one two three incubator blue print ஒரே stones one spin eighty diamonds five spin முந்நூற்றம்பது டைமண்ட்ஸ் ஒன்லி ஒன்லி ஆமாம் ஒன்லி இதில் வந்து தெரிகிறது என்னவென்றால் இப்போ தான் கரெக்டாக கொடுத்துருக்கோம் ஓ ஆடா நாசமாக போனவனே உன்னை பாராட்டுனது தப்பாக போச்சுடாரு இது ரெண்டும் ஒன்றா கொடுத்துட்டுருக்குறேன் எல்லா சர்வர்லேயும் இது ரெண்டும் ஒன்றா கொடுத்துட்டு இருந்தோம் எப்போ நடனா இது ரெண்டும் ஒன்றா கொடுத்துட்டு இருக்கோம் பட் இதுதான் ஒரிஜினலாம் double damage single range reload speed minus நீ என்னத்தான் தான் விட்டாலும் சரி இதெல்லாம் நான் எடுக்கிற மாதிரி இல்லை ஏன்னா எனக்கு தேவை எல்லாத்துலேயும் ஒரு லெஜண்டரி ஸ்கின் தான் அதுக்கு மேலே நீயே வச்சுக்கே பாடுறா இதுக்கெல்லாம் கூட தரீங்க இதை டேய் இருபத்தஞ்சி ஸ்பின்னுக்கு ஒரு குத்துறியா இதை அடா நாசமாக போனோடனே ஐம்பது ப்ளூ பிரிண்ட்டுக்கு ஒன்று குத்துறேன் நல்லா இருக்குமே எப்படி பார்த்தாலும் மூணு ப்ளூ பிரிண்ட் விழுந்துடும் ஒரு பத்து ஸ்பின்னுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் அஞ்சு ஸ்பின்னுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட்னு வச்சா கூட ஐயஞ்சு இருபத்தஞ்சி கன்ஃபார்மாக நீங்கள் இது எடுக்கிறதா இருந்தால் தாராளமாக எடுக்கலாம் ஆனால் என்ன உங்கள் அப்பா வந்து முகேஷ் அம்பானிக்கு தம்பியாகவும் அண்ணாவும் பிறந்துருக்கணும் சொத்து எழுதி வாங்கிடுவோம் ஓகே காய்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மேலும் அடுத்ததாக ஒரு வீடியோவில் நாம் சந்திக்கலாம் Bye guys!